ஸ்வேச்சா கேசரிணா ஸ்வச்ச ஸ்வச்சாய ஆயாசிதேந்தவ திராயந்தாம்போ போகோ பிரபன்னார்த்தி சிதோ நகாக ஸோ இப்போ நாலாவது உத்தியோகம் ஆரம்பிக்கிறோம் இதுல வந்து டாபிக்ஸ் என்ன அப்படின்னா முதல்ல வந்து கவி பிரதிபா ஆனந்தியம் அதாவது எத்தனை எப்படி எப்படி எல்லாம் கவியனுடைய ஒரு பிரதிபா அந்த நவநவ உன்மேஷாலினி பிரதிபாங்கிறது புதுசு புதுசா அவளுடைய புத்தியில என்னென்னலாம் தோன்றதோ அதனுடைய ஒரு ஆனந்தியம் இப்ப அதே ராமனுடைய கதை தான் உங்களுக்கு வந்து வால்மீகி சொன்னார் ஆனா அதுக்கப்புறம் போஜ சம்பூன்னு வந்தது பிரதிமா நாடகம் எல்லாம் பல பேர் வந்து ஹம்ச சந்தேஷம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கவியனுடைய ஒரு பிரதிபா விசேஷம் அதுக்கேத்த மாதிரி அவளுடைய கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி அவ பலவிதமா அதே டாபிக்கா இருக்கலாம் ஆனா அதை டிஃப்ரெண்டா பண்ணலாம் அதை விட நன்னாவே பண்ணலாம் அத பத்தி ஒரு டிஸ்கஷன் அதுல வந்து கவியினுடைய வாணி அவருடைய பேச்சு முன்னாடி இருந்த ஸ்லோகமே அதே ஐடியாவை எடுத்து இவா எப்படி இன்னொரு ஒரு புதுசா ஒரு அழகான ஒரு ஸ்லோகத்தை பண்றா அப்படிங்கிறத அதுல வந்து துவனி பிரபேதேஷோ கவிவாணி நவி நவ நவத்துவம்னு போடுறாரு சோ ஒவ்வொரு துவனி பிரபேதம் சாதாரண ஸ்லோகமா இருக்கும் அதுல ஒரு இத திரஸ்கிருத வாட்சத்வனி அத்தியந்த திரஸ்கிருதத்தை கொண்டு வந்த உடனே இன்னும் அழகா போயிடுறது அர்த்தம் சங்கிரமித்தத்தை போட்டதுனால அது இன்னும் வசதியா போறது அந்த மாதிரி எப்படின்னுட்டு ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார் அதுக்கப்புறம் அர்த்தத்தினுடைய அபூர்வத்துவம் அர்த்தம் டிஃப்ரெண்டா இருக்கலாம் கான்செப்ட் வந்து ஒரு த்ரெட் அதே மாதிரி இருக்கலாம் ஆனா அந்த த்ரெட்டை எடுத்துண்டு அதை வந்து வேற விதமா அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றது அதுக்கப்புறம் வியஞ்சக பேதேன காவ்யானாம் அபூர்வத்துவம் வியஞ்சகம் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம் அதுல இருந்து உங்களுக்கு அலட்சக்கிரம வியங்கியம் வரலாம் இதுல ராமாயணம் மகாபாரதம் இவைகளினுடைய ஒரு பிரதான ரசம் என்ன அப்படிங்கறதுனுடைய ஒரு டிஸ்கஷன் அதுக்குள்ள வருது அதுக்கப்புறம் ரசங்கள்லயே புதுசா கொண்டு வருது எப்படி உங்களுக்கு விப்ரலம்ப சிங்காரத்தை வந்து புதுசா கொண்டு வரலாம் எப்படி எந்த விதமா கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் தேசம் காலம் இந்த அவஸ்தா பேதேன வாட்சியசிய ஆனந்தியம் இப்போ என்னத்தினால இந்த நவத்துவம் புதுசா இருக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது ஏற்படுறதுன்னா சீனை டிஃபரெண்டா போடலாம் காலத்தை டிஃபரெண்டா போடலாம் வசந்த காலத்துல வர்ணிச்சிருக்கிறத கிரீஷ்ம காலத்துல வர்ணிச்சிருக்கலாம் அல்லது இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வர்ணிச்சிருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய செட்டப்பை மாத்தி நம்ம வந்து அந்த அந்த தேசம் அந்த ஒரு அவஸ்தா பேதங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால தானே இன்னைக்கும் இப்ப சினிமாங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் எடுத்தோம்னா இல்ல டிராமா நாவல்ஸ்ங்கிற கான்செப்ட் எடுத்தோம்னா ஏன் இன்னைக்கும் people are able to bring about new new திங்ஸ்னா there are new different stages they can create different stage different atmosphere different ambience for the play to be enacted in அதுல உங்களுக்கு வந்து கவியனுடைய கிரியேட்டிவிட்டி வருது அதனால புதுசு புதுசா இன்னைக்கும் மனுஷா கிரியேட் பண்ணிட்டே இருக்கா சம்வாத ஸ்வரூபா தத்பேதாகான்னு கடைசி டாபிக் இது என்னன்னா முன்னாடி ஒரு கவி பண்ணிருக்கிறதையே இந்த கவியும் எடுத்திருக்காருன்னா அதனுடைய அது பிளேஜியரிசமா இல்லையா அது என்ன மாதிரி பிளேஜியரைஸ் பண்ணா அது ஒசத்தி அதாவது எந்த அளவுக்கு அதை காப்பின்னு சொல்றது எப்படி இருந்தா அது வந்து டோட்டல் காப்பி இதை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறோம் இல்ல இது காப்பி இல்ல ஆனா அந்த சாயல்ல இருக்கு ஆனா இது அழகா இருக்கு இது வந்து you have to treat it as separate அப்படின்னுட்டு அந்த சம்பாத சம்பாதனா அது போலவே இமிட்டேஷன் ஆனா இமிட்டேஷன்லயே there are different types of imitations வசத்தியான இமிட்டேஷன் மட்டமான இமிட்டேஷன்ங்கிறது உங்களுக்கு வந்து அதுலயே பாக்குறோம் ஆமா உத்தரராமச்சரித்திரம்லாம் படிச்சானா ராமச்சரித்திரம் படிச்சாங்க அதே ராமாயணம் அதே இது படம் எவ்வளவு அழகா இருக்கு ஆமா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நிறைய அதுல இருந்தே இப்போ ராமாயணத்துல இருக்கிற ஒரு ஸ்லோகத்தையே எடுத்து அவர் அதே மாதிரி எழுதியிருந்தா கூட ஆனா அவர் டிஃப்ரெண்டா அதுல வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியை புகுத்திருந்தாருன்னா அப்போ உங்களுக்கு வந்து இட் இஸ் வெரி ஆக்சுவலி உத்தராம சரித்தமும் காளிதாசனுடைய ஸ்லோகங்களும் பார்த்தோம்னா நிறைய ஒத்தாப்புல நிறைய இது இருக்கு அதுல சிமிலாரிட்டிஸ் இருக்கு காளிதாசனுக்கும் இருக்கும் காளிதாசனுக்கும் வேதாந்த தேசிகருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும் அது மாதிரி அது வந்து என்ன விதமான சம்பாதம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் கடைசியில ஸோ இந்த உத்தியோகம் பார்த்தோம்னா it is a more practical application of இது வரைக்கும் படிச்ச ரூல்ஸ் ஸோ ஒரு பிரயோஜனம் வந்து சகிருதையனுடைய மனச வந்து பிரீத்தி பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு ஒரு கவி எப்படி இந்த ஒரு ரூல்ஸ வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிராக்டிக்கல் மேனுவல் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோர்த் உத்தியோகம் ஆயிடுறது எப்படி அவன் அத அந்த ரூல்ஸை வச்சுண்டு how can he improve his writing அதுக்கு உண்டான விஷயங்கள் இங்க டிஸ்கஸ் பண்றார் சின்னதுதான் இந்த உத்தியோகம் இப்ப டெக்ஸ்டுக்கு போலாம் ஏவம் துவனிம் சப்பிரபஞ்சம் விப்ரதிபத்தி நிராசார்த்தம் வியுத்பாத்திய தத் வியுத்பாதனே பிரயோஜனாந்தரம் உச்சியதே ஸோ இதுவரைக்கும் ஏவம் துவனிம் துவனியை சப்பிரபஞ்சம் அதனுடைய ஒரு பிரபேதங்களுடன் கூட முழுமையாக விப்ரதிபத்தி நிராசார்த்தம் இத பத்தின பலவிதமான விப்ரதிபத்தி அதாவது துவனி இருக்கா இல்லையா இது வந்து பக்த மதம் தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முதல் உத்தியோகத்துல சொன்ன மாதிரி அதெல்லாம் அந்த அந்த விற்பத்தி நிராசா விப்ரதிபத்தி அந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ் அபவுட் துவனி அதெல்லாத்தையும் தடுப்பதற்காக வியுற்பாத்திய கூறிவிட்டு தத்வியுத்பாதனே அத வந்து என்னத்துக்காக இப்ப நீங்க வந்து இவ்வளவு தூரம் துவனிய பத்தி விவரிச்சிருக்கேள் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் சொல்லணுமோ இல்லையோ பிரயோஜனாந்தரம் உச்சியத்தேன்னு மாத்திர சொல்றார் பிரதமோத்தியோதத்துல முதல் பிரயோஜனத்தை சொல்லிட்டார் சகிருதய மன பிரீத்தையேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது ரெண்டாவது இல்ல மூணாவது உத்தியோகத்துல பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து சத்காவியம் கர்த்தும் வான்னு இன்னொரு ஒரு பிரயோஜனம் சொன்னார் அதோட தான் முடிச்சோம் நம்ம அந்த மூணாவது உத்தியோகத்தை முடியறச்சே நல்ல காவியத்தை செய்வதற்கோ அல்லது அறிவதற்கோன்னுட்டு இன்னொரு ஒரு பிரயோஜனத்தை அந்த மூணாவது உத்தியோகத்துல சொன்னார் அததான் இங்க வந்து ரெண்டாவது பிரயோஜனமாக இங்க வந்து ஆரம்பிக்கிறார் பிரயோஜனாந்தரம் அப்படின்னு அந்நத்து பிரயோஜனம் பிரயோஜனாந்தரம் உச்சியதே ध्वनेर्यः स गुणीभूत व्यङ्ग्यस्य अध्वा प्रदर्शितः அனேன ஆனந்தியமாயாதி கவீனாம் பிரதிபா குணா சோ நல்ல கா- காவியம் செய்வதற்கும் அறிவதற்கும்ங்கிறார் சோ குணீபூத வியங்கியத்தோட இருக்கக்கூடிய துவனியினுடைய அத்வா வழி மார்க்கமானது பிரதர்ஷிதா என்ன நமக்கு கு- காண்பிக்கப்பட்டதோ அதனால அதை வைத்துக்கொண்டு அனேன கவீனாம் பிரதிபா குணகா ஆனந்தியம் ஆயாதி கவியினுடைய ஒரு பிரதிபா விசேஷம் இருக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு ஆனந்தியம் ஏராளத்தனத்தை அடையிறது இட் இட் அனந்தசிய பாவகா ஆனந்தியம் குணிபூத வியங்கியத்தோட இருக்கக்கூடிய துவனியின் மார்க்கம் என்ன காண்பிக்கப்பட்டதோ அந்த அனேன அனேன துவனினா பிரதர்ஷித்தேன துவனி மார்க்கேன அந்த துவனி பிரபஞ்சத்தோட கவிகள் அதை வச்சுண்டு எப்படி கவிகளுக்கு வந்து ஏராளமான ஒரு புத்தி சக்தி ஜாஸ்தியாருது அப்படிங்கிறத காமிக்க போறார் இனிமேதான் ஏஷகா துவனேகே குணிபூத வியங்கிய ச மார்க்கா பிரதர்ஷிதா பிரகாஷிதா தஸ்ய பலாந்தரம் அதனுடைய இரண்டாவது பலம் என்னன்னா ரிசல்ட் என்ன கவி பிரதிபா ஆனந்தியம் கவி the multitude of the creativity of the poet அதுதான் உங்களுக்கு வந்து செகண்ட் பிரயோஜனம் ஃபர்ஸ்ட் பிரயோஜனம் என்ன சகிருதையனுடைய மனச பிரீத்தி பண்றது ரெண்டாவது கவியனுடைய கிரியேட்டிவிட்டிய இன்க்ரீஸ் பண்றது அதுக்காக தான் இந்த துவனிய சொல்லியிருக்கேன் கதமிதி சேத் எப்படி அந்த கவியனுடைய ஒரு கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அதோ ஹியன்யதமேனாபி பிரகாரேண விபூஷிதா வாணி நவத்துவமாயாதி பூர்வார்த்த அன்வயவத்யபி ஸோ எப்படி இந்த மாதிரி துவனி ஜாஸ்தியாருது அத பிரதிபா கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாருதுன்னா அந்நதமே அதோஹி அதஹா அதாவது எந்த காரணத்தினால இந்த அந்நதமேனாபி பிரகாரேன விபூஷிதா ஏ இதுவரைக்கும் சொல்ல சொன்னப்பட்ட சொல்லப்பட்ட துவனி பிரபேதங்கள்ல அந்நதமேன ஏதாவது ஒரு பிரகாரத்தை வைத்துக்கொண்டு அர்த்தாந்திர சங்கிரமித்தம் எல்லாம் சொன்னாரோ இல்லையோ நிபுத்த பக்திரு புரோடோக்தி பக்திரு புரோடோக்தி ஸ்வத சம்பவி என்னெல்லாமோ நிறைய பிரபேதங்கள்ல ஏதாவது ஒரு பிரபேதத்தை வைத்து அந்த தன்னுடைய கிரியேட்டிவிட்டியை அலங்காரம் பண்றார் விபூஷிதா வாணி அவருடைய ஸ்பீச் வந்து அலங்கரிக்கப்பட்டதே என்றால் அந்த ஸ்பீச் என்ன ஆயிடுறது பூர்வார்த்த அன்பயவத்தியபி ஈவன் தோ அது பூர்வார்த்த பிராச்சீன மகர்ஷி வால்மீகி முதலியவர்கள் கவி பரம்பராவில வர்ணிக்கக்கூடிய அர்த்தத்தை அன்பயவத்தியபி அந்த அர்த்தத்தை தொடர்ந்து இருந்த பொழுதிலும் நவத்துவம் ஆயாதி புதுசா இருக்கு பாக்குறதுக்கு காளிதாசன் இவர் வால்மீகி சொன்னதை தாண்டி காளிதாசன் சொன்ன ரகுவம்சத்தை தாண்டி அதுக்கப்புறம் வந்த போஜ சம்பு வசத்தியா இருக்கு அழகா இருக்கு ஏன்னா சில இடங்கள்ல அவர் வந்து ஒரு ஒரு வெங்கியத்தோட சொல்லும் பொழுது பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த இடத்துல அது நகத்துவம் ஆயாத்தி அது புதுசா இருக்கு even though it follows the earlier இது ஏன்ஷியன்ட் ரிஷிஸோட ஒரு அர்த்தத்தை ஃபாலோ பண்ண பூர்வ பூர்வமே அது உக்தவந்தை அப்படி இப்போ வந்து அது இன்னும் அழகா இருக்கு அத்தகா துவனேகே உக்த பிரபேதம் மத்தியாத்து துவனியினுடைய சொல்லப்பட்ட கூறப்பட்ட பிரபேதங்களுக்கு நடுவுல அந்நதமேனாபி பிரகாரேன ஏதாவது ஒரு பிரகாரத்தை வைத்து விபூஷிதா சதி அலங்கரிக்கப்பட்டவளான வாணி கவியனுடைய வாக்கு புராதன கவி நிபத்த அர்த்த சம்ஸ்பர்ஷவத்யபி முன்னாடி இருந்த பழைய பழமையான கவிகளினால் எழுதப்பட்ட அர்த்தத்தை தொடுகின்றதாக இருந்த பொழுதிலும் நவத்துவமாயாதி புதுசா இருக்கு பாக்குறதுக்கு கதாகி அவிவக்ஷித வாச்சத்வனேகே பிரகாரத்வய சமாசிரயேன சிரமாஸ்ரயணேன நவத்துவம் பூர்வார்த்த அனுகமே அபி யதா இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ரெண்டாவது ஸ்லோகத்தை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தை படிக்க போறேன் ஏன்னா முதல்ல ஸ்லோகம் எப்படி இருந்ததுன்னு புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் இப்ப புதுசா இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும் அப்பதான் இன்னும் அழகா இருக்கும் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் அப்பதான் புரியும் சோ இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தை முதல்ல படிக்கிறேன் ச விப்ரம ஸ்மித உத்பேதாக லோலாக்ஷியா பிரஸ்கலத்கிரா நிதம்ப அலச காமின்யா காமின்யா கசியன பிரியாக இது முன்னாடி இருந்த இருந்த ஸ்லோகம் இது என்ன காமின்யா பெண்கள் கசிய நப்ரியாக யாருக்குதான் பிரியமா இல்ல அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் ச விப்ரம ஸ்மித உத்பேதாக விப்ரம ஒரு விளையாட்டுடன் கூடின ஸ்மித புஞ்சிரிப்புடன் கூடினவர்களாக இருக்கா இந்த பெண்கள் ஸ்மித உத்வேதாக அவ அவர்களுடைய ஒரு புஞ்சிரிப்பு அப்படியே மலர்றது அது சவிப்ரம லீலையுடன் கூடினதாக இருக்கு அதுக்கப்புறம் லோலாக்ஷியகா அசைகின்ற கண்கள் பிரஸ்கலத் கிரகா அப்படியே வார்த்தைகள்லாம் அப்படியே கொட்டுறது அவ வாயில இருந்து கொஞ்சம் அப்படி முன்னும் பின்னுமா இருக்கு மழலையா இருக்கு இல்ல கொஞ்சம் ஸ்வீட் ஸ்பீச் பிரஸ்கலத் கிரஹா நிதம்ப அலச காமின்யா பெருத்த இடுப்புங்கிறதுனால மெல்லமா அவ வந்து நடக்கிறா இந்த பெண்கள் கசின பிரியாக யாருக்குதான் பிரியம் இல்லை அப்படிங்கிற இதே ஐடியாவை ஒரு கவி அப்புறமா வந்த கவி ஒருத்தர் எழுதியிருக்கார் இந்த மாதிரி வர்ணிச்சிருக்கார் ஒரு பெண்ணுன்னு எடுத்துண்டு எப்படின்னா ஸ்மிதம் கிஞ்சின் முக்தம் தரள மதுரோ திருஷ்டி விபவா முந்தின ஸ்லோகத்துக்கு போறேன் பரிஸ்பந்தோ வாச்சாம் அபினவ விலாசோர்மி ரச சரசா இருக்கா கதானாம் ஆரம்பः கிசலயித லீலா பரிமலः ஸ்பிருஷந்தியாக தாருண்யம் கிமிவஹி நரம்யம் மிருகதிருஷா அதாவது மிருகதிருஷா மான் போன்ற கண்களை கொண்டவளுக்கு கொண்டவர்களுக்கு கிவிவகி ந ரம்யம் எதுதான் அழகா இல்ல அப்படிங்கிறார் எதுதான் கசின பிரியாகனா யாருக்குதான் பிடிக்காது அப்படின்னு சொல்றத விட எதுதான் அழகா இல்ல அவளிடத்துல அப்படிங்கிற இங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டெப் அதிகமா அழகா இருக்கு அந்த இடத்துக்கே அடுத்தது ஒவ்வொரு இதையும் இப்ப வர்ணிக்க போற ஸ்மிதம் சிரிப்பு கண்ணு அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னார் வார்த்தைகள் அதுக்கப்புறம் நட இந்த நாலு விஷயத்தை தானே அந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல வர்ணிச்சாரு ஒண்ணு ஸ்மிதம் அதுக்கப்புறம் கண்ணு அதுக்கப்புறம் பேச்சு அதுக்கப்புறம் நடை இந்த நாலு விஷயங்களை வர்ணிச்சிருக்க இத இங்க எப்படி வர்ணிக்க போறாருன்னா ஸ்மிதம் கிஞ்சின் முக்தம்ங்கிறார் இந்த சிரிப்பு எப்படி இருக்குன்னா ஸ்லைட்லி இன்னசென்ட் சிரிப்பு அப்படின்னா அழகா இருக்குன்னு அர்த்தம் அந்த முக்தங்கிற வார்த்தையே சிரிப்பு கெனாட் பி இன்னசென்ட் அதுல வந்து பார்த்தேன்னா திருஸ்கிருத துணி முக்தம்ங்கிறதுனால நமக்கு வந்து சௌந்தரியம் தெரியறது அந்த இடத்துல முக்தங்கிற வார்த்தையினால சௌந்தர்யம்ங்கிறது தெரியறது அடுத்தது தரள மதுரோ திருஷ்டி விபவகா திருஷ்டிங்கிற அந்த பார்வை இருக்கே பார்வையினுடைய விபவகா செல்வம் தரள மதுரகா அசைவினால அப்படியே இனிமையா இருக்குங்கிற அந்த மதுரம்ங்கிறது என்ன எல்லாருக்கும் பிரியமானதுங்கிற ஒரு அர்த்தம் வந்துடுறது இதெல்லாம் நமக்கு வந்து அந்த லோலாட்சியகாங்கிறதுல வரல தரள மதுரகாங்கிற ஒரு அப்ஜெக்டிவ சேர்த்த உடனேயே அதுல இருந்து வியங்கியமா நமக்கு வந்து எல்லா ஜனங்களுக்கும் பிரியமானது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தெரிஞ்சுடுறது அடுத்தது வாச்சாம் பரிஸ்பந்தகா வாக்குகளினுடைய துடிப்பு இருக்கே அந்த துடிப்பு இப்ப என்ன எடுத்து அபிநவ விலாச ஊர்மி சரசகா புதுஷா விளையாடுற ஒரு அலைகளினுடைய சரசகா ஒரு ரசத்துடன் கூடினதாக இருக்கு அல அலையா அந்த அதாவது பேச்சினுடைய துடிப்பு எப்படி இருக்குன்னா அலைகள் வர்ற மாதிரி அந்த வந்து ரொம்ப ஒரு ரசபூர்வகமாக இருக்கு இட் இஸ் வெரி அனுபவிக்கிறதுக்கு தகுந்ததாக இருக்கு அதுல இருந்து என்ன தெரியறது அக்ஷீண பிரசரத்துவம்ங்கிறார் அக்ஷீண பிரசரத்துவம்னா தடங்களே இல்லாத உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச் வந்து இருக்கு அந்த ஸ்பீச்ச பார்த்தாலே நமக்கு வந்து உடனே அதை கேட்கணும்னு தோணும் இந்த ஒரு வியங்கியமும் தெரியுது அடுத்தது நடை கதானாம் ஆரம்பகா நடைகளினுடைய அந்த ஆரம்பம்ங்கிறது எப்படி இருக்குன்னா கிசலயித லீலா பரிமலகா தளிர் விட விட எப்படி ஒரு உடனே ஒரு சுகந்தம் ஒண்ணு வருமோ அந்த ஒரு வாசனையுடன் கூடினதாக இருக்கான் அந்த கதி இந்த இடத்துல வாசனைங்கிறது என்னன்னா அவன் நடையே வந்து மனசுல இருக்கக்கூடிய சந்தாபத்தை போக்குறதான் அந்த வாசனை வந்து மனசுல ஏதாவது ஒரு அழுக்கு இருந்ததுன்னா அதை உடனே நீக்கிட்டும் நமக்கு அந்த பரிமளம் நமக்கு உடனே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்க கொடுக்கும் இப்போ ஊதுவத்தி ஏத்தி வச்சோம்னா நமக்கு இம்மீடியட்லி மனசுல வந்து ஒரு நல்ல ஃபீலிங் வரதோ இல்லையோ என்னமோ அமங்கலம் எல்லாம் போய் மங்களம் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையோ அந்த பூதுவத்தை ஏத்தி வச்ச உடனே அந்த மாதிரி இருக்கா இந்த நடை நட அவளுடைய நடையினுடைய ஆரம்பம் எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு தளிர் பூத்து விளையாடுகின்ற ஒரு வாசனையுடன் கூடினதாக இருக்கு எப்படி நம்ம மனசுல இருக்கக்கூடிய தாபத்தை போக்குகின்றதோ அல்லது ஒரு சௌகுமாரியம் ஒரு என்ன ரொம்ப ஒரு சாஃப்ட்னஸ் தெரியறது இந்த way he has described here அதனால தாருண்யம் ஸ்பிருஷந்தியாக மிருகதிருஷா அந்த இளமையை தொடுகின்ற ஒரு பெண்ணு அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்துல அவளிடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஏன் அழகா இருக்காது எல்லாமே அழகா தானே இருக்கும் அப்படிங்கிற இங்க வந்து என்ன ஆகுதுன்னா பெண்ணு அழகா இருப்போங்கிறத சொல்றத விட அந்த பெண்ணினிடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் அழகா இருக்குங்கிறத சொல்ற it is not personalized here personalize பண்ணிட்டோம்னா அதுல வந்து விரசம் ஏற்படலாம் பெண்ணு அழகா இருக்கான்னு சொல்றத விட அந்த பெண்ணு சிரிக்கிற சிரிப்பு நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த சிரிப்பு யார்கிட்ட இருந்தாலும் நம்ம ரசிப்போம் அது ரசனைங்கிற லெவல்ல இருக்கும் it will not be a pervert லுக்கா இருக்காது உங்களுக்கு அந்த இடத்துல அதுதான் இதனுடைய highlight so this becomes more beautiful ஏன்னா அந்த ஆப்ஜெக்டிஃபை பண்ணாத அதுல இருக்கக்கூடிய ஆட்டிடியூடையும் அந்த ஒரு பரிமளத்தையும் அவர் வந்து ரசிக்கிறார் அதுதான் இல்லையா சுஸ்மிதம் இப்ப தெரியறத எப்படி அதே ஐடியா ஆனா அதுல வந்து ஒரு அத்தியந்த வாட்சிய துவனிய போட்டதுனால ஓ வாட்சிய வாட்சியத்வனிய போட்டதுனால உங்களுக்கு வந்து இன்னும் அழகாயிடுது உம் சரியா இது ஏவமாதிஷு ஸ்லோகேஷு சத்சு அபி சோ இந்த மாதிரி இரண்டாவது மாதிரி ஸ்லோகங்கள் இருந்த பொழுதிலும் திரஸ்கிருத வாச்சித்வனி சமாசிரயணேனா கரெக்ட் தான் அவிவக்ஷித வாச்சித்வனி வந்து ரெண்டா பிரியறது அத்தியந்த திரஸ்கிருதம் அர்த்தாந்திர சங்கிரமிதம் அத்தியந்த திரஸ்கிருதம்னு ரெண்டா பிரியிறது அதுல அத்தியந்த திரஸ்கிருத வாச்சியத்வனிய வச்சுண்டு இந்த இடத்துல அபூர்வத்வமேவ பிரதிபாசத்தே ஒரு புதுசா இருக்கிற மாதிரி இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஸ்லோகம் எழுதலையேங்கிற மாதிரி தானே தோன்றது நமக்கு ரொம்ப ததா அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குற ரெண்டு ஸ்லோகங்கள் எஃப் பிரதமஹா பிரதமஹா இதுலயும் வந்து ரெண்டாவது முதல்ல பார்ப்போம் ஸ்வதேஜ கிரீத மகிமா ஒரு சிங்கத்தை வர்ணிக்கிறார் ஸ்வதேஜகா தன்னுடைய தேஜஸ்னால கிரீத மகிமா கேன அந்நேன அதிசயத்தை மகத்பிரபி மாதங்கைஹி சிம்மா கேன அபிபூயத்தை இந்த சிங்கம்ங்கிறது இருக்கே அது எப்படின்னா ஸ்வதேஜ கிரீத மகிமா தன்னுடைய தேஜஸ் பிரதாபத்தினால கிரீத மகிமா அதுக்கு வந்து மகிமைங்கிறது மகத்துவம்ங்கிறது என்னன்னா தான் சம்பாதிச்சுன்னு இருக்கு தன்னுடைய செயல்னால தன்னுடைய ஒரு பிரதாபத்தினால சம்பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு மகிமை அந்த சிங்கத்துக்கு உண்டு அந்த மகிமையானது கேன அந்நேன அதிசாயத்தே அதிசையத்தே யாரால அத வந்து ஹூ கேன் என்ன சொல்றது எக்ஸல் இட் அதை அதிக்கிரமணம் பண்ண முடியுமோ யாராவது அதை மீற முடியுமோ அந்த மகிமைய யாராலையும் அதை அவுட்ஷைன் பண்ண முடியாது மகத்பிரபி மாதங்கைகி சிம்ஹா கிம் அபிபூயதே வசத்தியான யானைகளால சிங்கமானது ஜெயிக்கப்பட முடியுமா என்ன அதால தோக்க முடியாது ஏன்னா இந்த சிங்கம் போய் அந்த யானையினுடைய மத்தகத்தை அடிச்சு அந்த மாம்சத்துக்கு ஆசைப்படுறதான் இந்த சிங்கம் குமார சம்பவத்துல பார்த்தோம்னா பதன்யாசைகி அதாவது பதம் துஷார ஸ்ருதி தௌதரக்தம் அந்த ஒசத்தியான சிங்கம் இருக்கு ஒச முதல்ல வந்து ஒசத்தியான யானைகள் இருக்கா ஹிமோத் பருவதத்துல அந்த யானைகளுடைய மத்தகத்துல முத்து இருக்கு சரியா அதுக்கப்புறம் இந்த சிங்கம் போய் அதை அடிக்கிறது அடிச்ச உடனே அதனுடைய நகத்துல இந்த முத்து கொண்டு வந்து கோத்துன்றது இந்த சிங்கம் நடக்கிறதா சோ ரத்தம் பதிஞ்ச அந்த காலு அந்த கால் அடி அது வச்சு அதுக்குள்ள முத்து இருக்கு அதை வச்சுட்டு நடக்கிறது இந்த ஹிமவத் பர்வதத்துல ஆனா என்ன ஆகுதுன்னா அந்த ரத்த கரை வந்து கரைஞ்சுடுறது ஏன் ஏன்னா எப்ப பார்த்தாலும் துஷார ஸ்ருதி தௌத ரத்தம் பனி பெஞ்சுட்டே இருக்கு அதனால அந்த ரத்தம் வழிஞ்சு போயிடுறது இப்போ இந்த வசத்தியான கிராத்த வேடர்கள் இருக்காளே அப்படியும் இந்த சிங்கத்தை வந்து தேடி கண்டுபிடிச்சு விடுறாளாம் எப்படின்னா இந்த இடுக்குல இருந்து முத்து விழறதோ இல்லையோ அந்த முத்து தேடி இவ போறாளா அவ வந்து இந்த சிங்கத்தை கண்டுபிடிச்சு அடிச்சு விடுறாளா வசத்தியான மாத்தங்கம் யானை அதனாலதான் அதுக்கு முத்து இருக்கு வசத்தியான சிங்கம் ஏன்னா அது அந்த யானையை தான் அடிக்கணும்னு பாக்குறது வசத்தியான வேடர்கள் ஏன்னா வசத்தியான சிங்கத்தை தான் அடிக்கணும்னு பாக்குறான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு பாருங்களேன் <laughs> அதனால மகத்பிரபி மாதங்கை சிம்ஹைஹி சிம்ஹா கிம் அபிபூயதே போசத்தியான ஒரு யானைகள்னால இந்த சிங்கமானது தோற்கடிக்கப்படுகிறதா என்ன இல்லையோ இல்லையோ நல்ல ஸ்லோகம் தான் இல்லன்னு இல்ல ஆனா இதுக்கு முந்தின ஸ்லோகத்தை பாருங்க யஹா பிரதமஹா பிரதமஹா சது ததாஹி ஹத ஹஸ்தி பகல பலல ஆசி பலல ஆசி அதாவது யாரு ஒருத்தன் முதல்ல நிக்கிறானோ எவன் ஒருவன் முதல்ல நிக்கிறானோ அவன் தானே முதல்ல அதாவது அவன் தானே பிரதானம்னு அர்த்தம் அந்த ரெண்டாவது பிரதமகாக்கு பிரதானம்ங்கிற அர்த்தம் இது வந்து அர்த்தாந்திரம் கிரமிதம் அப்படிதானே அந்த கமலானி கமலானி இவன்னுட்டு ரெண்டாவது உத்தியோகத்துல பார்த்தோம் யா பிரதமஹா ச ஏவ எவன் முதல்ல வந்து நிக்கிறானோ அவன் தான் பிரதானம் ஏன்னா சஹா தூ ஹத ஹஸ்தி பஹல பலல அஷி ஹத கொல்லப்பட்ட ஹஸ்தி அதாவது ஹதங்கரிச்ச ஸ்வயம் காத்தித தானே கொன்ன யானையினுடைய ஹஸ்தி அதனுடைய பகல திக்கா இருக்கிற பலல மாம்சம் அந்த மாம்சத்தை அசி அப்படின்னா அஷிதும் ஷீலம் அசிய அதையே சாப்பிடணுங்கிறத கேரக்டரா வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சிங்கம் இருக்கே <laughs> அதுதான் அது முதல்ல தானே அடிச்சு அது பண்றது காரியத்தை அந்த சிங்கம் ஸ்வாபத கணேஷு சிம்ஹா ஸ்வாபத கணேஷுன்னா ஸ்வாபதங்கிறது குரூவலா இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அதாவது கார்னிவோரஸ் அனிமல்ஸ் அந்த கார்னிவாரஸ் அனிமல்ஸ்க்கு நடுவுல சிம்ஹா சிம்ஹான ரொம்பவும் பராக்கிரமசாலியா இருக்கக்கூடிய சிம்ஹா சிங்கம்ங்கிற ஒரு அனிமல் கேனாதரி கிரியதே யாரால கீழே தள்ள முடியும் முடியவே முடியாது என்ன ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் வருது பாருங்க இதுல இது அந்த அந்த சிங்கத்தினுடைய வீரத்தை அதை வந்து எடுத்து காமிக்கிறது இந்த ஸ்லோகம் தன்னுடைய தேஜஸ்னால இழுக்கப்பட்ட மகிமை அந்த மகிமை யாருனால வந்து தாண்ட முடியும் இப்ப பெரிய மாதங்கங்கள்னா இது யானைகள்னால கூட தோக்கடிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப மேட்டர் ஆஃப் ஃபேக்டா இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை கொண்டு வந்து எவன் முதல்ல நிக்கிறானோ அவன் தான் முதல்ல அவ முதல்ல நிக்கிறவன் தான் பிரதானம் அதுவும் தானே கொன்ன ஒரு யானை அந்த யானையினுடைய ஒரு மாம்சத்தை எப்பொழுதும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவன் ஒரு எல் கொல்ற அனிமல்ஸுக்கெல்லாம் நடுவுல இது வந்து பராக்கிரமத்தோட இருக்கக்கூடிய சிங்கம் அந்த சிங்கத்தை யாரு கீழே தள்ள முடியும் அதரி கிரியதே அர்த்தாந்திரநியாச அலங்காரம் வேற இங்க இருக்கு ஏன்னா அதரி கிரியதே அப்படின்னு இத்தேவமாதிஷு ஸ்லோகேஷு சத்சு அபி இந்த மாதிரி இரண்டாவது கூறப்பட்ட ஸ்லோகங்கள் இருந்த பொழுதிலும் அர்த்தாந்தர சங்கிரமித வாச்சித்வனி சமாசிரயேன நவத்துவம் அந்த பிரதமஹாங்கிற வேர்டும் இந்த முதல் சிம்ஹாங்கிற வேர்டும் உங்களுக்கு வந்து நேர ஒரு அர்த்தத்துல கொண்டு போய் போடுறது இந்த முதல் பிரதமகாவும் எடுத்துக்கலாம் அதாவது எவன் ஒருவன் பிரதானமாக இருக்கானோ அவனதான் முதன்மையாக இருக்கக்கூடியவன் நம்ம நினைக்கிறோம் யா பிரதமஹா பிரதானம் சயவ பிரதானம் நதுகோணா அதுக்கப்புறம் இந்த சிம்ஹான்னு எடுத்துக்கும் பொழுது பராக்கிரமசாலிங்கிற அர்த்தத்துல போறதே தவிர சிம்ஹாங்கிற இதுக்கு அனிமலுக்கு போகல ரெண்டாவது வேர்டு தான் சிம்ஹாங்கிற அனிமலுக்கு போகிறது அதனால அது அர்த்தாந்திர சங்கிரமித அச்சுத்தனி முதல் வேர்டு எல்லாமே அடுத்தது வந்து விவக்ஷித அந்நபரவாச்சிய அப்படி உக்த பிரகார సమాశ్రయేణ நவத்துவம் யதா விவக்ஷித அந்நியபர வாச்சியத்துவரிக்கு சொல்றார் இது என்னன்னா சூன்யம் வாசகிரகம் இது நம்ம பார்த்திருக்கோம் விலோக்கிய ஷயனாத் உத்தாய கெஞ்சிச்சனைகி அதே வந்து பெட்ரூம் எம்டியா இருக்கு அத பார்த்துட்டு கொஞ்சம் இந்த பெண்ணு புதுசா கல்யாணம் ஆனவ அவ அப்படி ஷயனாது உத்தாய கிஞ்சிது சனைகி கொஞ்சம் அப்படி மெதுவா எழுந்துக்கிறா எழுந்து பாக்கறா பார்த்துட்டு நித்ரா வியாஜம் உபாகதசிய சுச்சிரம் பத்தியு நிர்வர்ணிய பத்தியூர் முகம் பதியனுடைய முகத்தை நிர்வர்ணிய நன்கு பார்த்துட்டு அதுவும் அவன் வந்து தூக்கம்ங்கிற ஒரு வியாஜம் தூங்குற மாதிரி நடிக்கிறான் ஏன்னா லெட்டர் ஃபீல் கான்பிடென்ட் அப்படிங்கிறதுக்காக இவன் நம்ம தூங்கிட்டு இருந்தானா இவன் என்ன பண்றாங்கிறத இவனுக்கு அப்சர்வ் பண்ணணும் அவளை புதுசா கல்யாணம் ஆயிருக்கா அதனால இது அவளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு சுச்சிரம் நிர்மன்யா அவளும் வந்து நன்கு பாக்குறா வெயிட் பண்றா இவன் டேந்து ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா தூங்குற மாதிரி நடிக்கிறானா இல்லையா அப்புறம் தூங்குறான்னு இவ தீர்மானம் பண்ணிட்டு விஸ்ரப்தம் பயமே இல்லாமல் பரிச்சும்பிய அவ முத்தமிடுறா முத்தமிட்ட உடனே அவனுக்கு வந்து நினைவு இருக்கிறதுனால ஜாத்த புலக்கம் அது வந்து இதா தூக்கத்துல இருந்தான்னா அவனுக்கு அது புலகாங்கித்தம் அடையாது ஜாத புலகாம் ஆலோக்கிய கண்டஸ்தலீம் அந்த கண்ண பிரதேசங்கானது உங்களுக்கு வந்து புலகாங்கிதம் அடைஞ்சத பார்த்துட்டு லஜ்ஜா நம்ர முகி இவ வந்து வெட்கத்தினால அப்படியே தலை குனிஞ்சவளாக இருந்து கொண்டு <coughs> ஹசதா பிரியேன சிரிக்கின்ற அந்த பிரியன்னால பாலா இந்த பெண்ணானவள் சிரம் சும்பிதா அவன் திருப்பி முத்தமிடுறான் இதுதான் ஸ்லோகம் ஆனா இத ஒரு கவி வந்து அத மாத்திரார் பாருங்கோ இந்த ஸ்லோகத்தை படிச்சதுக்கு அப்புறம் இந்த சூன்யம் வாசகிரகம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணும் உங்களுக்கு ஏன் சொல்றேன் பாருங்க நித்ரா கைதவினஹா பிரியசிய வதனே விநியஸ்ய வக்ரம் வதூ போதத்ராச நிருத்த சும்பன ரசாத்யா போக லோலம் ஸ்திதா வைலக்ஷியாத் விமுகி பவேத் ఇది புனஸ்தியாப்பியனாரம்பிணா சாகாங்க பிரதிபத்தி நாம ஹிருதயம் யாதந்து பாரம் பிரதே அதாவது என்னன்னா அந்த இடத்துல சும்பனம்னு சொல்லி அவ இவனுக்கு முத்தமிட இவன் அவளுக்கு முத்தமிட்டானுங்கிறதோட நிறுத்திட்டா இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா it leaves it to the readers imagination எப்படின்னு பாருங்க நித்ரா கைதவினகா பிரியசிய வதனே தூக்கம்ங்கிற ஒரு கைதவினகா தூக்கம்ங்கிற ஒரு பொய்யாக இருக்கக்கூடிய தூக்கம் வரா மாதிரி நடிக்கக்கூடிய பிரியசிய பிரியனுடைய வதனே முகத்தில் இவ முகத்தை வைக்கிறா வதூஹு வக்திரம் பின்யசிய இவ தன்னுடைய முகத்தை வைத்து போத திராச நிருத்த சும்பன ரசா அபி அவன் முழிச்சுன்ற போறானேங்கிற பயம் இவளுக்கு இருக்கு அதனால இவ வந்து முத்தமிடல்ல தான் முத்தமிட்டா இவை முழிச்சுன்றுவானோங்கிற பயம் இவளுக்கு இருந்துட்டே இருக்கு அதனால போத விழிப்பினால் விழித்திடுவானோ என்ற ஒரு திராச பயம் அந்த பயத்தினால் நிருத்த சும்பன ரசா அபி தன்னுடைய ஒரு முத்தமிடணுங்கிற ஒரு ஆசையை நிருத்த தடுத்த பொழுதிலும் அபோகலோலம் ஸ்திதா அபோகன பக்கத்திலேயே சமீபம் பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கிட்ட கிட்ட லோலம்னா அப்படியே அந்த சிங்க மாதிரி போயிட்டு போயிட்டு வர்றது அப்படியே பண்ணலாமா வேண்டாமான்னு அவ வந்து லோலம் அசஞ்சுட்டே இருக்காளா ஸ்திதா நின்னு இருக்கா அப்பொழுது வைலக்ஷியாத் விமுகி பவேதிதி புனக தஸ்யாபி அனாரம்பினா இவனாவது திரும்பி முத்தமிடலாமோ இல்லையோ இவனும் ஒண்ணும் பண்ணலையா அனாரம்பினா ஏன்னா நம்ம எங்கேயாவது திரும்பினோம்னா ஐயோ அவ வெக்கத்தினால மூஞ்சிய திரும்பின்ற போறாளே அப்படின்னு இவன் பயந்துட்டு இருந்தானோ சோ வைலக்ஷியாது லஜ்ஜா வெட்கத்தினால் விமுகி பவேத் முகத்தை திருப்பின்றுவாளோ என்று புனக இவன் தஸ்யாபி அந்த கணவனுக்கும் அனாரம்பினா அவனும் சும்பன ஆரம்பணம் பண்ணல அவனும் முத்தமிடுவதற்கு பார்க்கல இப்படி என்ன ஆச்சுன்னா ரெண்டு பேருடைய ஹிருதயமும் சாகாங்ஷ பிரதிபத்தி ஒரு எதிர்பார்ப்புடன் கூடின அந்த ரெண்டு பேரினுடைய ஹிருதயம் ரதேகே பாரம் யாதம் ரத்தியினுடைய எல்லையை அடைந்ததான் அந்த ஹிருதயம் இப்ப அந்த இதுக்கு மேல என்ன நடந்ததுங்கிறது வேண்டாம் அங்க நமக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல அவ இருந்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு ஒரு strong feeling that is there in their minds அதுவே நமக்கு வந்து ஒரு ஒரு சிங்கார ரசத்தை கொடுக்கும் மனசுல வெரஸ் இவன் முத்தமிட்டாள் அவன் விட்டாங்கிறத விட இப்ப இந்த ஸ்லோகம் இன்னும் வசதி ஆயிடுறதா <laughs> புசுன்னு போயிடுவது ஆஹ் அதான் கரெக்ட் அது அப்படியே சப்புன்னு போயிடுறது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ரசமே இல்லாத மாதிரி இப்ப தோடி போயிடுது that is the main thing ஆச்சும் கதை முடிஞ்சாச்சுங்கிற மாதிரி வெரஸ் இங்க வந்து it is left to the imagination of the readers see that is the greatness of a poet there அதே ஐடியா அதே ஒரு ஒரு சீன் ஆனா is just made converted it into ரொம்ப வசத்தியான ஒரு ரசஸ்லோகமா ஆக்கிட்டார் ஈவன் தோ நம்ம வந்து ஸ்ருங்கார ரசத்துக்கு இத காவி பிரகாசத்துல எக்ஸாம்பிளா படிக்கிறோம் எல்லா இதுலயும் இதுதான் சொல்லுவா ஆமா எல்லா இதுலயும் வந்திருக்கு ஆமா இத்தியாதிஷு ஸ்லோகேஷு சத்சு அப்படி நவத்வம் யதாவா அதான் பிரமத் ப்ரூஹு இத்தியாதி ஸ்லோக ஒரு ஸ்லோகம் பிடிச்சிருக்கோம் அதை காட்டிலும் அந்த இன்னொரு ஸ்லோகம் வசத்தி அப்படிங்கிறார் நானாபங்கி பிரமத் பூ ப்ரூஹு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அது இருக்கான்னு பாக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம். இல்ல இங்க இல்ல. அங்க இல்ல இல்லையா? நான் எங்கேயோ எழுதி வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். தரங்க ப்ரூபங்காக இருக்கு. ஆனா அந்த நானா ப்ரூபங்க இருக்கான்னு பாக்குறேன் ஒரு நிமிஷம். யதாவா தரங்க புரூபங்காக இத்தியாதி ஸ்லோகசியங்கிறது இருக்கும் இல்லையோ அதாவது இந்த அந்த தரங்க புரூபங்காங்கிற ஸ்லோகம் நம்ம படிச்சிருக்கோம் ஆனா நானா பங்கி பிரமத் புரூஹுங்கிற ஸ்லோகம் வந்து அஹ் அன்வேஷ்டவியகான்னு அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல அதனால நமக்கு வந்து இந்த ஸ்லோகத்தை இந்த லைன் விட்டுருங்க சரியா அதனால ஆமத்தோ இதோட நிறுத்தி இதுல வந்து இப்ப இந்த சூன்யம் வாச கிரகம்ல இருக்கக்கூடிய அந்த சிங்கார ரசத்தை விட அந்த யாத்தம் து பாரம்பரத்தேகேன்னு சொல்ற இடத்துல உங்களுக்கு வந்து அந்த சிங்கார ரசம் வசத்தியா தெரியுது இந்த மூணு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இருந்தாலே போதும் அடுத்தது வந்து கவி மார்க்கத்துல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ சொல்ல போறேன்